வணக்கம் இப்போ நாம் ஆயில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி ஆகுது ஸோ இது நம்ம வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒன் மினிட்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ ஃபைவ் மினிட்டில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டே வந்து மே வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் இன்றைக்கி ஆக்சுவலி இன்றைக்கி மே தேர்ட்டி ஃபஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது டைம் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஆகுது மார்க்கெட் இப்போ ஃபோர் எயிட் சிக்ஸ்டி எயிட் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ப்ரீவியஸாக இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் போல் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்துச்சு அந்த வந்த பைக்கால் நல்லா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ மார்க்கெட் ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு பெரிய கேண்டில் ஒரு பிக் டவுனில் இறங்குது மார்க்கெட் இறங்குறது வந்து டவுன் சைட்லாம் நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு ஸோ பிரேக் அவுட்ஸ் வந்து கண்டினியூஸ் ஆகி க்ளோசிங் வந்து ஃபினிஷிங் கீழே வந்து கொடுத்துச்சு அப்படின்னா இது செல்காலாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்டுன்றனால கேண்டில்ஸ் க்ரீன் கலரில் இருந்துச்சு இவ்வளோ நேரம் அது நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆனனால செல்லிங் ட்ரெண்டுன்றனால நமக்கு ரெட் கலர் கேண்டில் வந்து வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் சிக்ஸ்டி செவனில் செல் கால் வந்திருக்கு four eight fifty four point eighty three காட்டுது ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க வருதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து five minute chart so five minute சார்ட்டுன்றனால நம்மளால் அதிக பாயிண்ட்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் மோர் தேன் டென் பாயிண்ட்ஸ் கூட நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் பட் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து நமக்கு வந்து கால் வந்து வந்திருக்கு மேக்ஸிமம் இந்த ஸ்பீடு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு உடனே கூட டார்கெட் அச்சீவ் ஆகும் ஏன்னா நமக்கு அவ்வளோ பெரிய கேண்டில் இதுக்கு ப்ரீவியஸாக வந்து கொடுத்துருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறமா ஜென்ரேட் ஆயிருக்கு மார்னிங்கில் ஒரு ஆஃப்டர்நூன் போல் டுவெல் டுவெண்ட்டிக்கு ஃபோர் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிருக்கு அது ஃபோர் எயிட் எயிட்டி நைன் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு ஆனால் அப்போலேருந்தே அந்த ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி ஃபுல் டே ட்ரேடிங் இன்றைக்கி பெரிய மூமெண்ட்டு வாலட்டெல்லாம் வந்து பெருசாக எதுவும் இல்லை அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் அது அதுக்கு ப்ரீவியஸாக ஃப்ரைடே அப்போதைக்கு ஃபோர் எயிட் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்தது four eight thirty four K achieve ஆயிருக்கு அது ஒரு நைட்டு ஒரு செவன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்தது அச்சீவ் ஆயிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து ஒரு டூ ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்தது நல்லாவே செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு அது லாஸ்ட் வீக் ஆக்சுவலி ஃப்ரைடே டைமில் இது வந்து நடந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் ஒவ்வொரு இடம் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா பைக்காலாக வரும் ஏறினது அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி இறங்குது அப்படின்னா நமக்கு வந்து செல்காலாக வரும் இப்போ நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்குல்ல அந்த மாதிரி தான் செல்கால் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கால் எப்படி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகையில் கேண்டில் கலர் எப்படி மாறும் அது பக்கத்தில் பக்கத்தில் கால்ஸ் எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் இந்த காலை மட்டும் லைவில் காட்டுறோம் இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த கால்லாம் நம்ம ஆல்ரெடி நமக்கு கால் வந்து டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ ஃபைவ் மினிட்ல ஒரு நாளைக்கு ரெண்டு கால் அது அவ்வளோதான் வந்து எதிர்பார்க்க முடியும் ஒரு கால் இல்லாட்டி ரெண்டு கால் தான் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறினா தான் நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் இப்போ ப்ரீவியஸாக பைக் கால்னா அகெயின் பைக் கால் நமக்கு கொடுக்காது பைக் கால்னா அடுத்த கால் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் தான் வந்து கொடுக்கும் அதே மாதிரி கேண்டிலும் வந்து ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்துடும் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போதே கலர்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கலர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் யார் வேணாலும் பார்க்கல ஈஸியாக புரிஞ்சுட்டு ட்ரேட் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படியே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸும் வந்து இது வந்து கொடுத்துரும் ஸோ அதை பார்த்தே நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து இருக்குது நமக்கு இப்போ செல் கால் வந்தது ரிவர்ஸ் ஆனாலும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை அந்த ரேஞ்சு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன நடக்குது டைம் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா four eight seventy two seventy three இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்சுவலி ஸ்லோவாக இருக்குது கால் ஜென்ரேட் ஆகினதுலேருந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை அந்த ஓப்பன் ஆன கேண்டில் மட்டும்தான் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது ஸோ செல்லிங் ரேஞ்ச் கிட்டக்க வந்து ட்ரேடிங் வந்து வந்திருக்கு நாங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் நாங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி யூஎஸ் மார்க்கெட் வந்து லீவில் இருந்திருக்கு நாங்கள் அந்த விஷயத்தை கவனிக்கவே இல்லை ஸோ யூஎஸ் மார்க்கெட் லீவுன்றனால நமக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் வந்து இல்லை ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்து இருந்திருக்கு ஒரு செவன் ஃபிஃப்டி ஃபார்ட்டி வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் சடனாக ஒரு டவுனு அந்த டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் ஆகுது ஒரு பெரிய மூமெண்ட் எந்த சைடும் வந்து போகலை ஸோ எப்பயுமே வந்து ஃபாரின் மார்க்கெட் வந்து அவைலபிள் இருக்கானு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து கமாடிட்டி மார்க்கெட் ஸோ கமாடிட்டி பார்த்திங்க அப்படின்னா குளோபல் வைஸாக மார்க்கெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இது வந்து குளோபலோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால நமக்கு வந்து மித்தவங்களுடைய வால்யூமும் வந்து தேவைப்படுது வெறும் இந்தியன்ஸ் வால்யூம் வச்சு பார்த்தா அது ஏன்னா நம்ம ஒரு டென் பர்சன்ட் கூட பண்ண மாட்டோம் மித்தபடி ஃபாரினர்ஸ் தான் வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூமெண்ட்டு அந்த வாலட்டைல் நமக்கு டக்கு டக்குன்னு ஒரு இருபது முப்பது பாயிண்ட் மேலே ஏறிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு அந்த வாலட்டைலு மூமெண்ட் இதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து வரும் ஸோ அவங்க இல்லைன்ற ஒரு காரணத்தினாலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே வந்து ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்லோவாக வந்து இருந்துச்சு பட் இன்றைக்கி ஆஃப்டர்நூனில் ஜெனரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரீச் அவுட் ஆயிருந்துச்சு பட் அதே ஸ்பீடு வந்து நாங்கள் ஈவினிங் மார்க்கெட் கால் கிடச்சிருக்கு ரொம்பவே நல்லா மூவ் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம் பட் டைம் தான் போகுதே தவிர மூமெண்ட் வந்து பெருசாகவே வந்து இல்லை ஸோ இது நாங்கள் நினைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் டைம் போச்சுன்னா ஒம்பது மணி ஆயிரும் ஒம்பது மணிலாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே இருக்காது இந்தியன்ஸுமே ரொம்ப ட்ரேடிங் பண்ண மாட்டோம் எட்டு மணிக்கு மேலே அந்தளவுக்கு வால்யூம் வந்து ஆக்சுவலி இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு வால்யூமை தான் செக் பண்ணோம் வால்யூம் ரொம்ப லோவாக இருக்குது ஸோ வால்யூம் ரொம்ப லோவாக இருக்குன்றனாலே நாங்கள் வந்து ஆக்சுவலி எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் செவன்ட்டி டூ இந்த ரேஞ்சில் சில்கால் வந்த ரேஞ்சுக்கிட்டே இருக்கனால இங்கே வந்து எக்ஸிட் ஆகும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஆக்சுவலி உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் வந்து என்ன மாதிரி மூவ் பண்ணும் அப்படின்றத ஷோ பண்ணலாம் தான் லைவ் மார்க்கெட்டில் காட்டணும் பட் லைவ் மார்க்கெட்டில் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதை காட்ட முடியல பட் இதுக்கு ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை செக் பண்ணி பார்க்கணுனாலும் சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி டேடர் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பைக்கால் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து வந்தது டுவெல் டுவெண்ட்டிக்கு வந்துச்சு ஃபோர் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்ல இது ஃபோர் எயிட் எயிட்டி நைனில் வந்து தாண்டியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து ஃபோர் எயிட் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்திருக்கு இது பார்த்திங்கனாலும் பாருங்கள் ஒரு செவன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த டைம் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்தது நல்ல மூமெண்ட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் குயிக் ரேலியில் இறங்குது இறங்கையில் ஃபோர் எயிட் ஃபார்ட்டி ஃபோன் வரைக்கும் இறங்கியிருக்கு மறுபடியும் ரெக்கவரி கொடுக்குது மறுபடியும் இருபது பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்குற இடத்துல நமக்கு வெறும் பத்து பாயிண்ட் மூவ்மெண்ட் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து கொடுக்கல அதுவும் ஒரு நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருந்தேன் அந்த டயத்துலேயே இப்போ ஆக்சுவலி வால்யூம் வேறு ரொம்ப இல்லை ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து ஃபண்டமெண்டலாகவும் நம்ம கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும் அதை தான் வந்து இது இன்டிமேட் பண்ணுது அதுக்கு ப்ரீவியஸ் வந்து ஃபோர் எயிட் செவன்ட்டி எயிட்டில் பைக்கால் வந்திருக்கு அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நைன் ஜீரோ டூ வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணும் பை கால் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸில் அப்படி ஓப்பன் ஆகிட்டு மூவ் பண்ணும் செல் கால் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் கேண்டிலில் ஓப்பன் ஆகிட்டு மூவ் பண்ணும் மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னா டவுன் சைட் பிரேக் அவுட் அப்படின்னா உங்களுக்கு செல்லிங் ட்ரெண்டுன்றனால ரெட் கலர் காட்டும் அதே அப்சைடில் பிரேக் அவுட் ஆகுது மார்க்கெட் நல்லா இறங்கிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து இறங்கின மார்க்கெட் ஏறுது மேலே வந்து பிரேக் அவுட்ஸ் நடக்குதுன்னா உங்களுக்கு பை காலாகவும் ஜென்ரேட் ஆகும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸும் வந்து இந்த மாதிரி தான் மூவ் பண்ணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி இதை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ